அனைவருக்கும் வணக்கம் மனிதன் அதிகமாக பயப்படக்கூடிய மூணு விஷயங்களாக மனோ தத்துவங்கள் பட்டியலிட்டு பட்டியலிட்டிருக்காங்க அதில் மூணாவதாக அதிகமாக பயப்படக்கூடிய மூணாவது அந்த பட்டியலில் வந்து மூணாவதாக இடம் பிடிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா தன்னோட மரணத்தை பற்றி தான் மனிதன் வந்து அதிகமாக மூணாவது நிலையிலிருந்து பயப்படுறதா அந்த பட்டியல் சொல்லுது தன்னோட மரணம் கூட மூணாவதாக தான் மனிதன் பார்க்குறான் அப்போ ரெண்டாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா மேடை பேச்சு மேடையில் பேசுறது தான் மனிதன் இரண்டாவது அதிகமாக பயப்படுறதா மனோ தத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட ஒரு மேடையில் அவங்கள எதிரில் வச்சுட்டு மேடையில் பேசுறது மனிதன் ரெண்டாவது நிலையில் பயப்படக்கூடிய ஒரு ஒரு விஷயமா பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ என்னடா அது முதல்ல அதிகமாக பயப்படக்கூடிய மனிதன் பயப்படக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட காதலை தன்னோட காதலை கிட்ட வெளிப்படுத்துறது தான் மனிதன் அதிகமாக பயப்படக்கூடிய அந்த விஷயமா முதல் நிலையில் இருக்கிற விஷயமா பதிவு பண்ணியிருக்காங்க மனோத்தத்துவ நிபுணர்கள் அப்படி இருக்க நான் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இப்படி அந்த ஒரு பயம்ன்றது எப்படின்னா அது உண்மையான காதல் அப்படின்ற அது ஒரு விஷயத்தில் தான் மனிதன் பயப்படக்கூடாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் பார்க்குறான் சாயந்தரம் காதலை வெளிப்படுத்தி மறுநாள் வந்து அது காமத்தில் முடிஞ்சு அந்த பெண்ணோட வாழ்க்கையில் எத்தனையோ குடும்பங்கள் அழியக்கூடிய ஒரு சூழலில் நடந்து போயிட்டுருக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய காதல்லாம் பார்த்திங்கன்னா காமத்தை நோக்கின ஒரு காதலாக தான் இருக்குன்றது தான் என்னோடய நிலைப்பாடு நானும் அதை அப்படி பார்த்துட்ருக்கேன் நிறைய சம்பவங்கள் அதை ஆணித்தரமாக நிரூபிக்குது இன்றைக்கி காதலர் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இப்படிப்பட்டது நம்ம கலாச்சாரத்திற்கு ஒத்து போகாத ஒரு நிகழ்வுகளாக தான் நான் பார்க்குறேன் பெற்றோர்களாக இருக்கட்டும் சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்க பெரியவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு தடை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா ஏன்னா நம்ம கல்ச்சருக்கு ஒரு பொருந்தாத ஒரு விஷயம் காதல்ன்றது வந்து இலைமறைவா காய்மறைவா அது உண்மையான அன்போ கூட வர்றது அது இன்றைக்கி இல்லைன்றது தான் அதாவது வந்து லவ்வா லஸ்டான்ற மாதிரி போயிட்டுருக்குற இந்த சூழலில் இதை வந்து எனக்கு இந்த நம்ம கல்ச்சருக்கு ஒத்து வராத இந்த விஷயத்த தடை பண்ணக்கூடிய எதனா ஒரு விஷயம் இருந்தால் அதை செய்யணுன்றது தான் என்னோடய கருத்தாக நான் அதை பார்க்குறேன் கண்டிப்பாக பெற்றோர்களாக இருக்கட்டும் சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும் இந்த கருத்தை வந்து வலியுறுத்துகிற விதமாக நிறைய விஷயங்கள் பண்ணணும் ஏன்னா நம்ம பலமே பார்த்திங்கன்னா நம்ம கல்ச்சர் மட்டும்தான் நம்மளோட அந்த மானம் மரியாதை அந்த இந்த விஷயங்கள் தான் ஆனால் அதை மீறி இன்றைக்கி போயிட்டுருக்கு அதோட தன்மை மாறி இருக்குன்றது தான் என்னோட இது இந்த காதலர் தினத்தை கண்டிப்பாக நம்ம தமிழக மக்கள் எப்படி சொல்கிறோம்னா ஸ்ட்ராங்காக எதிர்க்கணும் பேரண்ட்ஸ்லாம் இதை கொஞ்சம் ஒத்து பார்க்கணும்